ஏ சினாமிகா படத்தை பற்றி பார்க்க போறோம் ஏ சினாமிகா இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா ஒரு வெற்றி படம் தான் அது ஹீரோவும் ஹீரோயினும் லவ் மேரேஜ் பண்ணவங்க நியூ லவ் ஸ்டோரி ஐயோ படம் சூப்பரா இருக்கு bro I be very happy hero house ஹஸ்பண்டா இருக்காரு இப்போ என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால I'm house husband very good அத அவர் பெருமையாவும் சொல்லிக்கிறாரு அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஹீரோயின் எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்களோ அதுதான் இந்த கதையிலே பிரச்சனையா இருக்குது செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா நோ வயலன்ஸ் படம் போர் ஐயோ பிரிஞ்சிட்டா என்ன ஆகுமோ அப்படின்னு படம் பார்க்குறவங்களுக்கு அந்த எண்ணத்தை ஏற்படுத்தல சாவு சாவுல சென்டிமெண்ட்லாம் செம்மையா இந்த ரெண்டு ஹீரோயினுமே இந்த கதைக்கு சுத்தமா ஒட்டவே இல்லை எனக்கு நீ செத்த ரெண்டு ஹீரோயினுமே இந்த விட்டுக்கிட்டு பாய் பாருங்க அவங்களுக்கான படம் மாதிரி ஒரு கொடுக்குது வார்த்தை பாட்டும் ஒர்க் ஆகல டான்ஸும் ஒர்க் ஆகல இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம் யோகி பாபு வர்றாரு எதுக்கு வர்றாருன்னு தெரியல நோ கமெண்ட்ஸ் தேட்டர்ல வந்து பாருங்க இந்த படத்துடைய மைய கதையான இந்த ரெண்டு பேரும் பிரியறது அப்படிங்கிற விஷயத்துல படம் பார்க்குற நமக்கு உடன்பாடு இல்லாம இருக்கு எல்லாமே போய் oh